வந்தே விருந்தாவனச்சரம் வல்லபீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் ஐம்பத்தி நாலாவது வரைக்கும் அதாவது தேவர்களினுடைய ஸ்துதிங்கிறது போயின்னு இருக்கு துரிதோதன்வத் ஆவர்த்தே கூர்ணமானசி துக்கியதா சமகிர குணசம்பன்னா தாரகா துவம் பிளவோ மகான் பாபம்ங்கிற ஒரு பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆவர்த்தம் ஆவர்த்திகினாலே ரெபிடேஷன் அர்த்தம் அதே ஒரு மூவ்மெண்ட் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கிறதுனால ஜலபிரமம் அதாவது இந்த சுழல் அந்த சுழல்ல கூர்ணமானசிய மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற ஜனங்களுக்கு நீ தான் வந்து ஒரு பெரிய ஒரு பிளவகா ஒரு போட் மாதிரி கரை அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறவனா நீ இருக்க அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்றா அடுத்தது வேற யார் படிக்கிறீங்க இன்னைக்கு ஆக்சுவலி நீங்க அன்மியூட் பண்ணிருக்கேன் சாந்தா நீங்களே படிச்சிருவீங்களா யாரு என்னையா ஆ நீங்களே படிச்சீங்க எஸ் ஷூர் அபரிச்சித்த அபரிச்சித்ய தேச காலாதி காலாதி பிஸ்தவ பிஸ்தவ நிதர்சனம் त्वमेवैक त्वमेवै करत् ஆ சோ கரத் துவமே வதன். வைகஸ் அது आहा, இஸ்ஸங்க त्वमे आ, त्वमेवैकस् त्वदन्य द्वयतिरेकतः त्वदन्यद् व्यतिरेकतः व्यतिरेकतः ओ सारी ம். இல்ல இல்ல நான் தான் தப்பா व्यतिरेक டைப் பண்ணிருக்கேன் व्यतिरेकसे ஆ, व्यतिरेकतः अपरिच्छिद्यमानस्य देशकालादिभिः तव निदर्शनं त्वमेव एकः त्वत् अन्यत् व्यतिरेकतः அஹ் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஹையர் கான்செப்ட் இந்த சென்ஸ் பாகவதத்துல எல்லாம் படிச்சிருப்போம் கீதையில வரும் அஹ் அஹ் தேச காலாதிபிகி அபரிச்சித்தியமானஸ்ய தவ அப்படின்னு சோ அதாவது தேசம் காலம் வஸ்து மூணாவது ஆதி பதத்தினால எக்ஸெட்ரான்னு போடும்பொழுது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு பதத்தை எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க வந்து மூணே மூணு தான் ஸோ விச் மீன்ஸ் தேச பரிச்சேதம் கால பரிசே பரிச்சேதா அதுக்கப்புறம் ஆதிபதத்தினால வஸ்து பரிச்சேதம்னு ஒன்று எடுத்துக்கணும் இந்த மூணும் என்னன்னா ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இங்க போவோம் மீனிங் வந்து ஒன்றும் பெருசா இல்ல துவம் ஏகா ஏவ தவ நிதர்சனம் தவ நிதர்சனம் உனக்கு ஒரு உதாகரணம் சொல்லணும்னா திருஷ்டாந்தம் தட் இஸ் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உனக்கு நீ தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றார் சோ தவ உனக்கு பகவானுக்கு துவம் ஏகா ஏவ நீ ஒண்டிதான் நிதர்சனம் ஒரு எக்ஸாம்பிள் துவது அந்நது உன்னை தவிர வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா வியதிரேகதா அப்படின்னா வியதிரேகதான்னா இந்த மாதிரி இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த மாதிரியே இருக்குன்னு நான் ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சு சொல்ல முடியாது இது நம்ம வந்து அலங்காரம் வைஸ் பார்த்தோம்னா அனன்மை அலங்காரம்னு சொல்லுவோம் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ ககனம் ஆகாசம் எது போல இருக்குன்னா ஆகாசம் ஆகாசத்தை போல இருக்கு சமுத்திரம் எது போல இருக்கு சமுத்திரத்தை போல இருக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படின்னா ராமராவண யுத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு அது அது எது உபமானமா இருக்கோ அதுவே உபமேயமாகவும் சொல்லி ரெண்டுத்துக்கும் வந்து வேற ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸே இல்லை அப்படி இருந்ததுன்னா வேற ஒரு இடத்துல போய் நம்ம கம்பேரிசனுக்கு இன்னொரு ஆப்ஜெக்டை எடுத்து காமிக்க முடியாது அதாவது முகம் சந்திரனை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள முகம் தாமரை போல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு உவமைய சொல்ல முடியாது நம்ம உபமானம் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட சொல்ல முடியாது அந்த மாதிரி இங்க பகவான் எப்படி இருக்காருன்னா துவம் ஏகா ஏவ தவ நிதர்சனம் தவ உனக்கு நிதர்சனம் எக்ஸாம்பிளா உபமானமாக நீயே உன்னையே தான் நான் வந்து குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும் அந்த தவங்கிறதுக்கு இங்க எக்ஸாம்பிள் எப்படி எடுக்கிறாருன்னா அது அப்ஜெக்டிவ் என்ன எடுக்கிறாருன்னா தேச காலாதிபிகி அபரிச்சித்தியம் பிரித்து சொல்ல முடியாது ஒண்ணு பரிச்சித்தியம் அப்படின்னா தேசம் காலம் okay let's let look at the objects which can be first உங்களுக்கு வந்து எதை பிரிச்சு சொல்ல முடியுங்கிறத பார்த்துட்டோம்னா தான் பகவான் இப்படி இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியும் அபரிச்சித்யா பரிச்சித்தியம்னா என்ன there are so many different objects in the world அதுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னு நம்ம காண்பிக்க முடியும் ஒரு புஸ்தகம்னு எடுத்துட்டோம்னா it has a spatial limitation so அதுக்கு வந்து தேச பரிச்சேதகாங்கிறது இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அது கன்ஃபைன் ஆயிருக்குங்கிறது இருக்கு ஸோ தேச பரிச்சேதகான்னு ஒரு கான்செப்ட் அதே இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால it is very confine to that particular space அடுத்தது வந்து டைம் டைம்னால you can confine an object இந்த ஒரு புஸ்தகம் இந்த டயத்துல தான் அதை உற்பத்தி ஆச்சு இந்த டயத்துல அதை அழிஞ்சுடுத்துன்னு சொல்றோம் maybe for a few decades it state இல்ல ஒரு ஃபயர் வந்தது அந்த ஃபயர்லாம் நாசமாயிடுது அப்போ இந்த புஸ்தகம் எப்போ இருந்தது அப்படின்னு கேட்டா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பப்ளிகேஷன்ங்கிறோம் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பப்ளிகேஷனுங்கிறோம் இப்போ இட் இஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட்டுங்கிறோம் இது வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா அந்த பிரிண்டட் புக்ஸும் அவங்களுக்கு அழிஞ்சு விடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த புக்கு கிடையவே கிடையாது ஸோ இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல இருந்த புக்குன்னுட்டு காலத்தினால கன்ஃபைன் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டை கால பரிச்சேதகா வஸ்து பரிச்சேதகான்னு எடுத்துட்டோம்னா புக்கு பாட்டில் இல்லை பாட்டில் புக் இல்லை it is confine to that particular object புக்குன்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது அதனுடைய ஒரு ஒரு லட்சணங்கள்லயும் அதனுடைய ஒரு ஃபார்ம்லயும் ஸ்வரூபத்திலையும் தான் I am confining it it cannot exist as a bottle ஒரு புக்குங்கிறது ஒரு பாட்டிலா இருக்க முடியாது ஒரு மவுஸா இருக்க முடியாது இல்ல ஒரு கம்ப்யூட்டரா இருக்க முடியாது அந்த புக்குங்கிறது அதே பாட்டிலும் it cannot exist as a book இப்ப இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து you are separating things like this okay இதை வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபைன்மெண்ட் இந்த மாதிரி ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் பகவானுக்கு கிடையாது தேச காலாதிபிகி தேசேன அபரிச்சித்தியமான ஏன் தேசேன அபரிச்சித்தியமான எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் விபுத்வாது எங்கும் நிறைந்திருக்கிறதுன்னுட்டு நம்ம வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து வியாபிச்சு இருக்காருன்னு அவருக்கு ஒரு குவாலிபிகேஷன் கொடுத்து உட்காந்து வச்சிருக்கோம் அவரை அதனால விபுத்வாது தேசேன அபரிச்சித்தியமான ஹி கெனாட் பி லிமிடெட் சரி காலத்தினால அவரை வந்து லிமிட் பண்றோமே இந்த டயத்துல இப்ப கிருஷ்ணர் இந்த இடத்துல அவதாரம் எடுத்து இந்த ஜென்மாவை இந்த டயத்துல எடுத்தார் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவருக்கு வந்து மறைவுங்கிறது ஏற்பட்டதுன்னா அப்படி இல்ல வைகுண்டத்துல இருக்கக்கூடியவர் தான் அவதாரம் எடுத்தார் அந்த அவதாரம் எடுக்கும் சமயத்துல வைகுண்டம் காலியா இல்ல அங்கேயும் ஒரு ஒரு கான்செப்டா அவர் இருந்தார் அங்க அங்கேயும் ஒரு பரம்பொருள் இங்கேயும் ஒரு பரம்பொருள் நித்தியமா எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னாடியும் இருந்தார் பின்னாடியும் இருக்க போறார் அப்படின்னு நம்ம வந்து இதுல பிலாசபியில இருக்கிறதுனால நித்தியத்துவாது இதுக்கு ஒரு ஆரம்பம்ங்கிறதும் கிடையாது அழிவுங்கிறதும் கிடையாதுங்கிறதுனால காலத்தினால் காலேன அபரிச்சித்தியமான பேதரகிதா இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது அவருக்கு சொல்ல முடியாது சோ காலேன அபரிச்சித்தியமான வஸ்து எடுத்துட்டோம்னா எல்லா வஸ்துவிலையும் வஸ்துவாகவும் அவர் தான் இருக்கார் எப்படி ஒரு ஒரு கோல்டு எடுத்துட்டோம்னா இது சங்கிலி இது வந்து தோடு இது மூக்குத்தி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வஸ்துவா பிரிச்சு சொன்னா கூட ஒவ்வொரு ஆப்ஜெக்டா நம்ம we have that object limitations there இருந்தா கூட நமக்கு என்ன ஆகுதுன்னா தங்கம்ங்கிறது தொடர்ச்சியா அதுல இருக்கு அது போல பகவான் எல்லாமாக மாறி இருக்கார் அதனால வஸ்துனா அபி சர்வாத்மகதையா எல்லாமாக இருக்கும் காரணத்தினால வஸ்துனா வஸ்துவினால் அபரிச்சித்தியமான ஹி கெனாட் பி இது கன்ஃபைன்டு இது வந்து பகவான் இது பகவான் இல்லை அப்படின்னு நம்ம விரிச்சு சொல்ல முடியாது அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமாக இருக்கக்கூடியவர் அவர் தான் நம்ம வந்து ஜட வஸ்துன்னு சொல்றோமே அது எப்படி பகவான் அப்படின்னா அவருடைய மாயை தான் அவரிலிருந்து வந்தது தான் மாயை அவரிலும் அவரிடமிருந்து வந்ததுதான் இந்த உலகம் so this this world is nothing but him இப்ப ஆகாசம் சொல்லலாம் ஆகாசத்துக்கும் வந்து பிரகிருதி எல்லாம் அவங்களுக்கு அப்படிதானே ஆகாசம் இஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆகாஷம் காலத்தினால it is not confined by space it is not confine by time also ஏன்னா ஆரம்பத்துல இருந்து சிருஷ்டி ஆரம்பத்துல இருந்து பிரளயம் முடிகிற வரையில் இருக்குன்னு நம்மளுடைய ஒரு கான்செப்ட்ல நம்ம அப்படிதானே பாக்குறோம் ஆகாசத்தை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ஆகாசம்னு ஆனா வஸ்து பரிச்சேதம்ங்கிறது அந்த ஆகாசத்துக்கு உண்டு இப்ப என்யூமரேட் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா தார்க்கிகன் எடுத்துட்டா கூட பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு ஒவ்வொன்னா அவன் வந்து செப்பரேட் செப்பரேட்டா ஆப்ஜெக்ட்ஸா என்யூமரேட் பண்றான் அப்போ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆகாஷம் கேன் நெவர் பி பிருத்வி தி அர்த் கே not be ether there is a difference there அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு பகவான் இடத்துல கிடையாதுங்கிறதுனால தேச காலாதிபிகி அபரிச்சித்தியமானசிய someone who cannot be confined பரிச்சித்தியமான லிமிட்டிங் அட்ஜென்ட்னு பேரு உபாதி துவாரா லிமிட்டிங் அட்ஜென்ட்னால பேத ரஹிதஸ்ய பேதம்ங்கிறதே சொல்ல முடியாது எல்லாமே அவனாக இருக்கும் காரணத்தினால they if if you want to point out to any differences between two objects நம்ம வந்து மூணு விஷயம் எடுத்துக்கிறோம் தேசம் காலம் வஸ்து இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சஸ நம்ம பார்க்க முடியாது அவனிடத்தில் ஆகையினால துவம் ஏகா ஏவ நீ ஒரே ஒரு வஸ்து தான் நீ இருக்க ஆகையினால உனக்கு நீ உண்டிதான் நிதர்சனம் அத்விதீயா வேறு வஸ்து இல்லாத காரணத்தினால இங்கே உனக்கு வேற ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சு இது போல அப்படின்னு சொல்ல முடியாது அது உன்னை தவிர பாக்கி இருக்கக்கூடிய பிரசித்தமான விஷயங்கள் வியாபித்வாதினா அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஆகாசம் பிரசித்தமாக ககனாதிகம் எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா வத்திரேகேண நிதர்சனம் சோ வியதிரேகதா ஏவ அப்படின்னா அன்பைய வியதிரேகங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன் நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் அதாவது பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவருக்கு பேதம் இல்லை அப்படின்னு சொல்றோம் அதே ககனம் எல்லா இடத்துலயும் இல்லாத காரணத்தினால பகவான் மாதிரி இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர I cannot show another example like that கந்தம்ங்கிறது தர்க்க ரீதியா படிக்கும் பொழுது கந்தவதி பிருத்திவிம்போம் கந்தம்ங்கிற கான்செப்ட் வந்து பிருத்திவியில ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் கந்தவதி பிருத்திவிங்கும் பொழுது பிருத்திவியானது கந்தத்தை கொண்டதாக இருக்கு எது போல அப்படின்னா எனக்கு இங்க வேற ஆப்ஜெக்ட் இல்லை பிகாஸ் கந்தம்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு பிருத்திவியில ஒண்டிதான் இருக்கு அப்போ ஹவு டு ஐ ஷோ திருஷ்டாந்தம் நான் எப்படி காமிக்கிறதுன்னா வத்திரேக திருஷ்டாந்தமா தான் காமிக்கணும் ஆகாசம் போல இல்ல அப்படின்னு சொல்லணும் அதுதான் இங்க சொல்றார் வத்திரேகதா ஆகாசம் மாதிரி நம்ம நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்ல பகவான் அதனால அவர் உண்டிதான் அவருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரியா தேசம் காலம் வஸ்து விசேஷம் வா ஆசிரித்திய இதை வைத்து கொண்டு பரிச்சேத ரஹிதசிய தே பரிச்சேதம் அதாவது பிரிவினைங்கிறத காண்பிக்க முடியாத பிரிவினையே இல்லாமல் இருக்கக்கூடிய தே உனக்கு துவமேவ திருஷ்டாந்தகா நீ உண்டிதான் எக்ஸாம்பிள் உனக்கு அந்நது சர்வம் மத்தது எல்லாமே ககனாதிகம் தேச காலாதிபிகி தேசம் காலம் வஸ்து இது இதனால் இதை கொண்டு கடாகாச ரூபேண பரிச்சித்தியமானத்வாது it can be easily divided based on this ரூபம்னா என்ன ஒரு பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு வெளியில ஒரு ஆகாசம் இருக்கு இதெல்லாம் கன்ஃபைன் பண்ணப்படுறது எப் இந்த ஆகாசம் எப்ப டெஸ்ட்ராய் ஆறுது இந்த வீட்டினுடைய வால்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த வீட்டினுடைய ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் அந்த அந்த கன்ஃபைனிங் ஃபேக்டர் உங்களுக்கு போயிடுறது எல்லாம் ஒன்னாயிடுறது அங்க ஆனா you can separate it and show அந்த மாதிரி நம்ம வந்து பகவானை செப்பரேட் பண்ணி சொல்ல முடியாது அவருக்கு தனியா ஒரு உருவம் கொடுத்து அவரை வைகுண்டத்துல உட்காத்தி வச்சு உங்களுக்கு இதான் பிளேஸ் ஓ நீங்க வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு அவரை உட்காத்தி வைக்க முடியாது அவர்தான் எல்லாமாகவும் இருக்கார் இந்த பாக்கி எல்லாமே கேன் பி டிவைடடுங்கிற காரணத்தினால வியதிரேக திருஷ்டாந்த ரூபேண ஏவ இது போல இல்லையோ இல்லையோ அப்படின்னு சொல்றதுக்கு சோ அத்த இந்த அலங்காரம் என்ன அத்த தவ திருஷ்டாந்தா துவமேவ இதி உனக்கு நீயே திருஷ்டாந்தம் அப்படிங்கிறதுனால ஏகசிய ஏவ உபமான உபமேயபாவ வர்ணனாது ஒரே வஸ்து உபமேயமாகவும் இருக்கு that which has to be defined and உபமானம் that which is standard of comparison சந்திரன் போல இது ரெண்டுமாகவும் இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல அனன்மய அலங்காரம்னு ஒரு அலங்காரம் ககனாதிபியகாச்ச உத்கர்ஷ வர்ணனாது ஆகாசம் முதலியவைகளை விட காட்டிலும் வசத்தியா காஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பகவான அதனால இங்க வெதிரேக அலங்காரம்னு பேரு so when you are trying to அதாவது சைலாயுவ இவ உன்னதா சந்தகா கிந்து பிரகிருதி கோபலாகாங்கிறோம் மலைய போலவே இவள்லாம் ஒசத்தியா இருக்கா ஆனா by nature they are very soft nature மலை மாதிரி அவ ஹார்டா இல்ல அப்படின்னு you show a difference in the two of them you are comparing two objects at the same time you're showing that எதை நம்ம வர்ணிக்கிறோமோ அது வந்து உபமானத்தை காட்டிலும் ஒசத்தியா இருக்குதுன்னு வர்ணிக்கிறோம் அதனால வெத்திரேக அலங்காரம் டிஃபரன்ஸ் தயோகோ அந்யோன்யத்வேன சங்கரஹாங்கிற இந்த அந்யோன்யத்வேன சங்கரஹாங்கும் பொழுது சங்கர சம்சிருஷ்டின்னு ரெண்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சம்சிருஷ்டிங்கிறது தில தண்டுலவத்து அரிசியும் எள்ளும் மாதிரி இட் இஸ் ஈஸிலி செப்பரேட்டபிள் சங்கரஹாங்கிறது க்ஷீர நியாயம் பாலும் தண்ணியும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒன்னா இருக்கக்கூடியது இந்த அலங்காரம் விச் மீன்ஸ் அனன்மை அலங்காரம் உனக்கு நீயே உதாகரணம்னு சொன்னதுனாலேயே மத்த ஆப்ஜெக்ட காட்டிலும் நீ வேறுபட்டவன்னு அதுலயே இன்க்ளூடட் ஆயிடுறதோ இல்லையோ அதனால வெதிரேக அலங்காரமும் அங்க இன்க்ளூடட்ங்கிற பின்னி இருக்கு இருக்கு தே ஒன் ஓ அதனால சங்கரஹான்னு அந்த இடத்துல ஷோஸ் uh, ஆமா அதனால Hmm. அபரிச்சித்தியமானசிய தேசகாலாதிபிஸ்தவ நிதர்சனம் துவமேவ ஏகா துவதன்யது வெதிரேகதா சரியா இல்ல எல்லா இடத்துலயுமே இப்படி ரெண்டு அலங்காரமும் மெர்ஜ் ஆகுமா இல்ல அவசியம் இல்ல பல இடங்கள்ல நம்ம முன்னாடி பார்த்துன்னு வந்தது தனித்தனியா அலங்காரம் இருக்கலாம் ரெண்டு அலங்காரம் இருந்தா கூட இப்போ குமாரசம்பவத்துல ஒரு ஸ்லோகம் இதே மாதிரி அனுஷ்டுப் ஸ்லோகம் தான் ஆனா மூணு அலங்காரம் வச்சிருக்க மூணு பாதத்துல ஒண்ணுமே கலக்காது உங்களுக்கு ஒரு இடத்துல உத்பிரேக்ஷா ஒரு இடத்துல வந்து உபமா இன்னொரு இடத்துல வெதிரேக அலங்காரம் கம்ப்ளீட்லி இல்ல ரூபகம் இந்த மூணு அலங்காரம் தனித்தனியா நிக்கும் ஒண்ணு இன்னொன்னோட பிணையாது ஓகே அப்ப இது ஸ்பெஷல் எக்ஸாம்பிளா வருது இல்ல இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்களுக்கு சங்கரா வரும் அடுத்தது படிக்கிறீங்களா கர்த்தும் அகிலம் கர்த்தும் அந்யதா கர்த்தும் அப்பியலம் सङ्कल्पसचिवः काले शक्तिलेशः स तावकः ஹா. அகர்த்தும் அகிலம் கர்த்தும் இப்ப எ- எ- தேசம் காலம் வஸ்து இவைகள்னால பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுனால உடனே காலத்தை பத்தி ஞாபகம் வந்துருது அந்த காலம்ங்கிறது இஸ் ஒன்லி உன்னுடைய ஒரு சக்தி லேசம் தான் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்றாரு அந்த இடத்துல காலத்தினால பிரிக்க முடியுங்கும் பொழுது காலம் is after all small Shakti Shakti லேசா இந்த இடத்துல ஓகே சோ இதுல வந்து காலஹான்னு ஒரு பாடம் இருக்கு ஆக்சுவலி பாடம் கிடையாது காலே தான் டெக்ஸ்ட்ல இருக்கு but Abhaya Dikshitar has suggested காலஹா உத்தமூராரும் காலஹான்னு போட்டுக்கிறது பெட்டர்னு சஜஸ்ட் பண்றா பட் நம்ம இந்த ஸ்லோகம் படி காலேவே படிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கா ஏன்னா சஹாங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறத போடலை இங்க வெறுமன சகா தாவகா சக்திலேஷா சங்கல்ப சச்சிவா கர்த்தும் அகர்த்தும் ச அலம் அப்படின்னு மாத்திரம் வந்துருத்தே தவிர என்னதுங்கிற ஆப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணாததுனால சம் அதாவது வியாக்கியாத்தா அண்ட் பின்னாடி டிப்பணி எழுதினவா இந்த இடத்துல காலேக்கு பதில காலஹான்னு வச்சுண்டா இட் இஸ் ஈஸியர் அப்படின்னு இருக்கு முதல்ல காலேங்கிறதுக்கு பாத்துருவோம் எல்லாவற்றையும் அகிலம் காலே கர்த்தும் காலேனா உச்சிதமான சமயத்தில் சரியான காலத்துலங்கிறோம் இல்லையோ அது வந்து உச்சிதமான காலத்தில் சமயத்தில் அகிலம் அகிலம் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் அகிலம் பிரபஞ்சம் கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் சோ கர்த்தும் சிருஷ்டிப்பது அகர்த்தும் பிரளய பிரளயம் லயம் ஆக்குவதற்கு அந்நதா கர்த்தும்னா ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து வேறு விதமாக செய்கிறான் ஒரு கல்பத்துல வரக்கூடிய விஷயங்கள் இன்னொரு கல்பத்துல வரலங்கிறோம் ஒரு மண்மந்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு மண்மந்திரத்துல இல்ல இப்போ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா தசாவதாரம்னு நம்ம வந்து கதை படிக்கும் பொழுது ஒரு அவதாரத்துக்கு அடுத்தது இன்னொரு அவதாரம் வந்தது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அப்படி கிடையாது மண்மந்திரம் வேதம் இருக்கு ஒரு ஒரு மன்வந்தரத்துல அதாவது இருபத்தி மூணாவது மன்வந்தரத்துல ராமாவதாரமும் இருபத்தி ஏழாவது மன்வந்தரத்துல உங்களுக்கு கிருஷ்ணாவதாரம் இப்படி உங்களுக்கு மாறுதல்கள் இருக்கான் அது நமக்கு தெரியாது ஏன்னா காலம்ங்கிறது இப்ப புராணத்துல இருக்கக்கூடிய காலத்தினுடைய டிவிஷன்ஸ் நமக்கு வந்து முழுமையாக வி கேனாட் கிராஸ் அதனால கல்பம்னு எடுக்கும் பொழுது ஒரு கல்பத்துல ஒரு கல்பம்ங்கிறது பிரம்மாவனுடைய பகல் அவர் முழிச்சுக்கும் பொழுது சிருஷ்டி ஆரம்பிக்கிறது அந்த அதனுடைய அந்த கல்பம்ங்கிறது முடியும் பொழுது பிரளயம் அந்த கல்பத்துல எத்தனையோ மன்வந்தரங்கள் எத்தனையோ சதுர்யுகங்கள் ஏற்படலாம் அந்த ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு ராமாவதாரம் ஒரு கிருஷ்ணாவதாரம் ஏற்படுறது இல்லை அதாவது இருபத்தி மூணாவது சதுர்யுகத்துல உங்களுக்கு பல சதுர்யுகங்கள் வரும் ஒரு கல்பத்துல ஒரு கல்பத்துல உங்களுக்கு வெறும் ஃபோர் யுகாஸ் மாத்திரம் இல்லை பல ஃபோர் யுகாஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அவாந்தர கல்பம்னு பேரு அதுக்கு உள்ள ஒரு சிருஷ்டி ஒரு பிரளயம் ஒரு சிருஷ்டி ஒரு பிரளயம் இப்படி ஏற்படும் பொழுது பல டிஃபரன்சஸ் இருக்கும் அதுதான் அந்நதா கர்த்தும்ங்கிற ஒரே சதுர்யுகம் மாதிரி இன்னொரு சதுர்யுகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை வேறு விதமாகவும் அவர் மாத்தலாம் வேதாந்த தேசிகர் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுற மாதிரி இருக்கு அவருக்கு வந்து மைண்ட்ல அத்தனை புராணத்தினுடைய ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால இதை வந்து பண்ண முடியறது அவரால ஒரு அரை வரியில எழுதிடுறாரு அகர்த்தும் அப்படின்னா பிரளய காலே அகர்த்தும் பிரளய காலத்துல அழிவு காலத்தில் எல்லாவற்றும் இல்லாதபடிக்கு செய்வதற்கு கர்த்தும் சர்க்காதிஷு கர்த்தும் சர்க்கங்கிறது சிருஷ்டி சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் செய்வதற்கு இங்க வந்து சர்க்காதிஷுன்னு சர்க்கம் முதலியவைகள்னு எக்ஸட்ரான்னு எடுத்துக்கூடாது நம்ம போன இதுல வந்து தேச கால ஆதிபிகிங்கிறச்சே இங்க எக்ஸட்ரான்னு ஆதிபிகின்னு எடுத்துட்டோம் வேற இங்க வந்து சர்க்காதிஷுன்னு போடும் பொழுது சர்க்கசிய ஆதவ் ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் கர்த்தும் சிருஷ்டி செய்வதற்கு பிரபஞ்சத்தை செய்வதற்கு அல்லது அந்நதா கர்த்தும் அப்படி மன்னந்தர பேதேஷு பூர்வ இந்திர அதிகாரம் வினிவர்த்திய இந்திராத்தியந்தராணாம் ஸ்தாபனம் இத்தியாதினா அந்நதா கர்த்தும் அபி அந்நியதா கருத்தும்னா மாறுதலாக செய்வது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சதுர்யுகம் ஒவ்வொரு சதுர்யுகத்துல ஒவ்வொரு ராமாவதாரம் வேற ஒரு சதுர்யுகத்துல வேற ஒரு கிருஷ்ணாவதாரம்னு நான் சொன்னேன் அதே இங்க இவர் இன்னொன்னு இன்னொரு விதமா சொல்றார் இந்திரன்னுங்கிறது ஒரு பதவி ஒரு அதிகாரம் அந்த இந்திர பதவிங்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு இந்திரன் தான் இருப்பாங்கிறது கிடையாது பல தடவை நகுஷன்ங்கிறவன் ஆயிரம் ஒரு நூறு அஸ்வமேத யாகம் பண்ணாலே அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிரும் அதனாலதான் வந்து நைன்டி நைன்த் பண்ணும் பொழுது இந்திரன் வந்து எப்படியாவது அதை கெடுத்துருவான் அவளை வந்து நூறாவத வந்து பூர்த்தி பண்ண விடவே மாட்டான் இந்திரன் எல்லாருக்கும் வந்து பவர் அந்த குருசி தானே எல்லாருக்கும் அந்த சேரனுடைய ஆசை எல்லாருக்கும் இருக்கு அதனால இந்திரனுக்கும் அந்த ஆசை உண்டு பூர்வ இந்திர அதிகாரம் வினிவர்த்திய முன்னாடி இந்திரனாக இருக்கக்கூடிய அவனுடைய அதிகாரத்தை வினிவர்த்திய திருப்பி எடுத்துண்டு இந்திராத்தியந்தரானாம் வேறு ஒரு இந்திரனை ஸ்தாபனம் செய்வதற்கு அவரால் முடியும் இப்ப நம்ம வந்து வியாசர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து சதுர்யுகத்துக்கும் வேற ஒருத்தர் வியாசரா இருப்பாங்கிறான் அந்த மாதிரி பல பேர் உங்களுக்கு ஆஞ்சநேய சுவாமி ஒரு தடவை வியாசரா இருப்பாருங்கிறா இந்த மாதிரி there are different concepts that they say அதை வந்து ஒரு ஒரு கல்பத்துல இருக்கக்கூடியத ஒரு மன்வந்தரத்துல இருக்கக்கூடியத வேறு விதமாக மாற்றுவதற்கு அந்நதா கர்த்தும் அப்படி இது எதை வச்சுட்டு மாத்த முடியும்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன சதுர்யுகம் கல்பம் மன்வந்தரம் இதெல்லாம் டைமுனுடைய ஒரு சில சில பேதங்கள் அதனால அவர் நினைச்ச மாத்திரத்துல அத வந்து செய்விக்கக்கூடிய ஒரு அமாத்தியன் ஒரு மினிஸ்டரா இருக்கிறது யாருன்னா காலகா இவருடைய சக்தியில ஒரு லேசம் அவ்வளவுதான் it is just a drop in his power சங்கல்ப சச்சிவகா சங்கல்ப மாத்திரத்துல ஒரு சகாயம் செய்யக்கூடிய ஒரு மினிஸ்டர் மந்திரி மாதிரி இருக்கக்கூடியவன் சங்கல்ப சகாயகா தாவகா உங்களைச் சேர்ந்தது பவதீயகா சக்திலேஷா சக்தி லவ ரூபா a drop of your power அது என்ன சகா ஏவ அலம் அந்த காலமே போரும் பகவானே நேர வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல காலம்ங்கிற உன்னுடைய ஒரு சக்தி லேசம் இருக்கு அது செயல்பட்டா போரும் இவர் நினைக்க அது வந்து செயல்படுறது காலம்ங்கிறது கேட்டா அந்த காலம்ங்கிறது என்ன மாயையினுடைய ஒரு பரிணாமம் தான் எல்லாமே காலம் ஜீவன் கர்மா இது எல்லாமே பகவானுடைய மாயையினுடைய பரிணாமங்கள் மாறுதல்கள் அவ்வளவுதான் சோ அவருடைய சக்தி லேசம் இந்த காலம் அதனாலதான் இங்க காலேங்கிறது அவசியம் இல்ல காலகாவா இருக்கணும் சஹா காலஹா அபி அந்த காலம்ங்கிறதும் உன்னுடைய தாவகா சக்தி லேசகா உன்னுடைய சக்தியினுடைய ஒரு லேசம் அது அதுவே சிருஷ்டி செய்வதற்கும் கர்த்தும் அகர்த்தும் பிரபஞ்சத்தை அகிலம் அகர்த்தும் பிரபஞ்சத்தை இல்லாமல் ஆக்குவதற்கும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பேதங்களை வேறு மாறுதலாக பண்ணுவதற்கும் ஏன்னா இந்திரன் இத்தனை நாள் வரையில் இந்திர பதவியிலே இருந்தா சொர்க்கத்தை ஆண்டுன்னு இருந்தான் திடீர்னு பார்த்தா அசுரர்கள் அங்க போய் உட்காந்துடுறார் அவனுக்கு லக்ஷ்மி எல்லாம் போயிடுறது அவன் இந்திர பதவியிலேயே இல்லை அது அப்படி செய்வதற்கும் அலம் அலம்னா சமர்த்தகா இத்தியர்த்தா அலம்ங்கிறதுக்கு போதும்னு ஒரு அர்த்தம் இனஃப்னு ஒரு அர்த்தம் சாமர்த்தியமுடையதாக இருக்குங்கிறதுக்கும் அலம் இப்ப ராவணாய ராமஹா அலம் அப்படின்னு ஒரு பிரயோகம் நம்ம போஜனேன அலம்னு சொல்றோம் போஜனேன அலம்னா இனஃப் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற அர்த்தத்துல போஜனேன அலம்னு திருத்தியா விபக்தி போட்டு சொல்லலாம் அதே சதுர்த்தி விபக்தி போட்டோம்னா நமஸ்வாகா ஸ்வதா அலம் வஷட்டு யோகாச்ச நமஹாக்கு எப்படி நம்ம சதுர்த்தி போடுறோம் குரவே நமஹா ராமாய நமஹா சீதாயை நமஹா அப்படின்னு சதுர்த்தி போடுற மாதிரி அலம்ங்கிற வேர்டையும் அந்த சூத்திரத்திலே படிச்சிருக்காரு அலம் யோகாத்து சதுர்த்தி சியாத்து எப்போனா சமர்த்தகா இனஃப் சதிருஷா அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து சதுர்த்தி ரா ராமனுக்கு சாரி ராவணனுக்கு ராமன் சரியான ஒரு பர்சன் சமர்த்தகா he is the fit person to fight with him அப்படிங்கிற பிரயோகமும் நம்ம ஃபோர்த் கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம் அலம்ங்கிறது இந்த இடத்துல அப்படி சொல்லல காலஹா அலம்னு மாத்திரம் சொல்றது காலம்ங்கிறது யோக்கியமான ஒரு விஷயம் எதற்குன்னா இந்த இது எல்லாத்தையும் செய்வதற்கு ஏன் அப்படி போட்டிருக்காருன்னா துமுன்னுங்கிறது it gives you the meaning of fourth case நீங்க சம்ஸ்கிருத பாரதி படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு வந்து பிரவேஷா இல்ல பரிச்சையா எதுலயோ வரும் உங்களுக்கு பட்டனாய கச்சதி படித்தும் கச்சதி அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு உண்டு ஃபோர்த் கேஸ்ல இருக்கிறத துமுன்னுக்கு மாத்தி காமிக்கணும்னுட்டு சோ துமுன்னுடைய அர்த்தம் ஃபோர்த் கேஸ் அததான் இங்க வந்து அலம்ங்கிறதுக்கு சொல்றார் யூஸ் பண்றார் சோ கரணாய அலம் அகரணாய அலம் அந்நதா கரணாய அலம் சமர்த்தா இத்தியர்த்தா புரியுதா பிரபஞ்ச சமயே சிருஷ்டி சமயே பிரபஞ்ச சமயேவா பிரபஞ்ச கரணேன்னு ஏதாவது இருக்கணும் பிரபஞ்ச சமயங்கிறது வேண்டாம் பிரபஞ்சம் சமயே சமயேன்னு இருக்கு சாரி பிரபஞ்சம் சமயே சமயே கர்த்தும் அகர்த்தும் இந்த சிருஷ்டி சமயே வேண்டாம் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை சமயே சமயே அதாவது காலேன்னு போட்டிருக்கிறதுக்கு அவர் இங்க பாவார்த்தத்துல போட்டிருக்காரு சரியான ஒவ்வொரு டயத்திலையும் செய்வதற்கோ அல்லது பிரளயம் அழிப்பதற்கோ அல்லது வேறு விதமாக செய்வதற்கோ சமர்த்தா எதுன்னா துவத் சங்கல்ப சகாயகா நீ நினைச்ச மாத்திரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவன் இந்த காலன் அந்த காலகா ஏவ துவத் சக்தி அம்சகா ஏவ உன்னுடைய சக்தியினுடைய ஒரு பார்ட்டு தான் அது அப்படின்னு சொல்றான் அகிலம் கர்த்தும் அந்நா कर्तुम् अन्यथा சங்கல்ப சச்சிவா கால அல்லது காலே சக்திலேஷா சா தாவக அலம் வந்து தான் ஆமா தேர்ட் கேஸோட யூஸ் பண்ணா கூட அலம்ங்கிறது என் மூலம் என் மூலம் அகிலம் காரியம் யதமூலயம் மூலம் அதீயத்தே லட்சியம் ததாசி யோகானாம் லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷணம் என் மூலம் அகிலம் காரியம் அகிலம் காரியம் எல்லா காரியமுமே இப்ப பிரபஞ்சத்தினுடைய காரியம் சிருஷ்டிக்கு வந்து காலம் உன்னே போரும்னு சொல்லியாச்சு காலம்ங்கிறது உன்னுடைய சக்தி லேசம்ங்கிறதும் சொல்லியாச்சு அப்போ இந்த எல்லா காரியத்துக்கும் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு சோர்ஸ் நீதான் அப்படிங்கிறோம் அந்த நீதாங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு உருவம் கொடுக்கிறார் சகுணமா அதை சொல்றார் பகவான சோ சகுணமா சொல்லும் பொழுது லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷணம் துவம் ஏவ தத்து அசி எது எது இந்த அகிலம் காரியம் மூலம் எது மூலம் அகிலம் காரியம் யாரை மூலமாக கொண்டிருக்கோ யாரை காரணமாக கொண்டிருக்கோ இந்த அகிலம் காரியஜாதம் இந்த வியத்து முதலிய எல்லா காரியமுமே அதாவது வியத்துனா ஆகாசம் ஆகாசம் காலம் திக்கு இது எல்லாமே யாரை மூலமாக வைத்து கொண்டிருக்கிறதோ எது காரணகம் எதை காரணமாக வைத்து கொண்டிருக்கு காரணம் அஸ்ய அஸ்தி இது காரணகம் யகா காரணம் அஸ்ய இது எத் காரணகம் அந்த எவர் காரணமாக இருக்கிறாரோ இந்த அகிலம் உலகத்துக்கு பூரா அப்புறம் எது அமூலம் இது அதீயதே யார நம்ம வந்து மூலமே யாருக்கு சோர்ஸே கிடையாதுன்னு நம்ம படிக்கிறோமோ அதீயத்தேன்னு படிக்கப்படுகிறதோ கர்மணி பிரயோகம் சோ எது பரம்பொருள் எந்த ஒரு பரம்பொருளானது அமூலம் காரணம் இல்லாதவர் அப்படின்னு அதீயதே உபனிஷத்துல உபனிஷத்துல யாருக்கு மூலமே இல்லையோ யாருதான் வந்து இங்க வசத்தியானவரோ அப்படின்னு நம்ம எங்க படிக்கிறோமோ தத்து அது எப்படி இருக்கு லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷணம் ஸ்ரீ கௌஸ்துபமணி இது ரெண்டுமே வைத்து கொண்டிருப்பவர் அது இங்க உபனிஷத் சு பட்டியத்தைங்கிறார் உபனிஷத் வாக்கியம் ஒண்ணு அப்பய தீட்சிதர் என்ன சொல்றாருன்னா நச்ச அஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்ச அதிபகாங்கிறார் அஸ்ய கஷ்டித்து ஜனிதா ந இந்த பகவானுக்கு ஒரு ஜனிதா ஜனிதானா பிறப்புக்கு காரணமா இருக்கிறவருங்கிறது இவருக்கு கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய உபனிஷத் சு பட்டியதே உபனிஷத்துல படிக்கப்படுகிறார் இவருக்கு மூலம் கிடையாதுன்னு லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷணம் ஸ்ரீஹி கௌஸ்துபாக்கியா மணி விசேஷா சின்னம் எஸ்ய லக்ஷணம்னா சின்னம்னு அர்த்தம் லக்ஷ்மி லக்ஷ்மி ஸ்ரீ தேவி அவளும் கௌஸ்துப மணியும் சின்னமாக வைத்துக் கொண்டிருப்பவர் அவருக்கு ஈஸ்வரனுங்கிற அந்த ஃபார்ம கொடுக்கிறோம் சோ மணி விசேஷா இது ஒரு மணி விசேஷம் இதுதான் யோகானாம் லட்சியம் உபாசனாவுக்கு மூலமாக அவரை சொல்றோம் உபாசனைக்கு வந்து ஜென்ரலி வந்து அப்டிராக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து அப்படியே பரஞ்சோதி ஸ்வரூபம் நிர்குணம் நிஷ்கிரியம் எந்த ஒரு குணமும் இல்லைன்னு மனசுல என்னத்தை நம்ம அப்டிராக்டா வச்சுட்டு நம்ம தீர்மானம் பண்றது முடியாதோ இல்லையோ அதுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்துட்டா ஈஸியர் இது ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை கொடுத்தோம்னா அந்த கிருஷ்ணன்னா இந்த மூக்கு இருக்கு அது காது இருக்கு இதுல வந்து ஒரு ஜுவல்ல போடுறோம் ஒரு கழுத்துல ஒரு மாலையை போடுறோம் ஏதோ there is some object which can draw your attention can draw your attraction அதுக்காக நம்ம வந்து யோகானாம் லட்சியம்னு அவரை சொல்றோம் யோகங்கள்ங்கும் பொழுது தஹராதி பரவித்யா உபாசகானாம் யோகாங்கிறது இந்த போஸ் எல்லாம் யோகாங்கிறது கிடையாது யோகா சித்தவருத்தி நிரோதகான்னு ஆரம்பிப்பார் யோக சாஸ்திரத்துல பார்த்தோம்னா பதஞ்சல பதஞ்சல யோக சூத்திரத்துல யோகா அதுக்கு டெபினிஷன் யோக சூத்திரத்துல எடுத்துண்டாலே தேர் ஆர் டிஃபரெண்ட் டெபினிஷன்ஸ் முதல்ல அவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் சூத்திரமே யோகா சித்த விற்பி நிரோதா எங்க நம்மளுடைய பலவிதமான தாட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து we concentrate the mind on one particular object அதுக்கு யோகான்னு பேரு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெபினிஷன் என்னன்னா அஷ்டாங்க யோகம்னு ஒண்ணு இருக்கு அதுல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார இதெல்லாம் வந்து this will help you towards தியானம் மெடிடேஷன் யமாங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது ஆச்சாரம் அதெல்லாம் அதுக்கப்புறம் நியமங்கிறது ஒரு கண்ட்ரோ பிரம்மச்சரியம் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில பாக்கியமா இருக்கக்கூடிய நம்ம என்னென்னலாம் கண்ட்ரோல் உண்டோ அது அதுக்கப்புறம் பிரத்யாகாரம்னா யூ யூ டேக் தி இது from the outer world and turn it towards the inner self அது வந்து பிரத்யாகாரம் அப்புறம் பிராணாயாமம்னா control of the breath so யம நியம ஆசனம் விட்டுட்டேன் நடுவில் ஆசனம்ங்கிற ஒரு போர்ஷன் உண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த பாஸ்டர்ஸ் யோகால இருக்கக்கூடிய அந்த எயிட் பார்ட்ஸ்ல it is one of the part அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிரெத் கண்ட்ரோல் அப்புறம் பிரத்யாகாரம் you revert all your sense organs inside அதுக்கப்புறம் தாரணா தியான சமாதின்னு இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல வரக்கூடிய யோகாக்கு இங்க சொல்ற தாரணா தியான சமாதினா நம்ம அந்த அந்த சித்தவருத்தி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்துறோம் அது எந்த இடத்துல நிறுத்துறோம் அது பகவத் ஸ்வரூபமா இருந்ததுன்னா ஈஸி அதனால இங்க வந்து சொல்லக்கூடியது என்னன்னா தஹராதி பரவித்யா உபாசகானாமங்கிறது தஹராகாச வித்தின்னு ஒண்ணு தஹரம்னா நம்ம வந்து அனடாமிக்கலி வீசே ஹார்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு சொல்றோம் ரைட் சைட்ல இந்த லங் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல நம்ம வந்து தேர் இஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ்ங்கிறோம் அந்த இடத்துல பகவான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இந்த அங்குஷ்ட மாத்திரம் கட்ட விரல் அளவுக்கு நம்ம வந்து பகவானை அந்த இடத்துல உக்காத்தி வச்சுக்கிறோம் அந்த இடத்துல பகவான் இருக்கான் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிட்டு அங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பகவானை பார்க்கணும் அதுக்குதான் தஹராகாச வித்யான்னு பேரு அந்த இடத்துல தஹரா ஆகாசம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல பகவானை நிறுத்தி வச்சுட்டு நம்ம உபாசனை பண்றோம் இதெல்லாம் வந்து என்னன்னா for for so that your mind does not waver மற்ற தாட்ஸுக்கு போகக்கூடாது நம்ம வந்து தியானம் பண்ணணும்னு உட்காரும் பொழுதுதான் நாலு சத்தம் வரும் குக்கர்ல அங்க போயிடும் அப்புறம் இது வந்து மூணாவது சத்தமா நாலாவது சத்தமானு எண்ணின் இருப்போம் அதெல்லாம் இல்லாத நம்ம வந்து எங்க பகவான வந்து அங்க வச்சுண்டு அதுல உபாசனை பண்ணலாம் ஒரு ஒரு ஓட்டத்துக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல அவர் தான் உத்தேசிய பூதம் லட்சியம் லட்சியம்னா உத்தேசியம் இஸ் த கோல் யோகானாம் லட்சியம் உபாசனைக்கு தஹர தஹராதி பரவித்யா சோ அபரவித்யா பரவித்யான்னு ரெண்டு இவர் தேவையில்லாத வார்த்தை போட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு பரவித்யா அபரவித்யான்னு ரெண்டு அபரவித்யானா வந்து சாதாரணமா இப்ப நம்ம படிக்கிற நியாயம் வியாக்கரணம் any Sanskrit even science whatever any branch of study which does not lead to the இது பிரம்மன் இதெல்லாமும் உங்களுக்கு வந்து அல்டிமேட் கோல் பிரம்மனா இருந்ததுன்னா விஷ்ணுவா இருந்ததுன்னா ஓகே அதை வந்து நம்ம பரவித்யான்னு சொல்லலாம் ஆனா இது வந்து உபாசனை உபனிஷத்துல இருக்கக்கூடிய உபாசனைகளை எடுத்துட்டோம்னா அதுக்குதான் பரவித்யான்னு பேரு இந்த பரவித்யாவை உபாசனை செய்பவர்களுடைய லட்சியம் கோல் உத்தேசிய பூதம் அதுதான் வந்து கோல் அது யாருன்னா தது அசி அசின்னு மத்தியம புருஷத்துல போட்டிருக்காரு ஸோ விச் மீன்ஸ் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பகவானை பார்த்து தேவர்கள் சொல்லும் பொழுது அந்த லக்ஷ்மி கௌஸ்துபங்கிற ஒரு சின்னத்தை வைத்துக்கொண்டு யோகிகள்லாம் வந்து யோகம் மூலியமாக அந்த யோகத்தினுடைய அவ பிராக்டிஸ் பண்ற யோகத்தினுடைய லட்சியம் கோலா இருக்கக்கூடியது எதுன்னா தது துவம் அசி அது நீதான் அப்படிங்கிற சரியா உம் சந்தேகம் இருக்கா மேடம் இந்த த்ரீ ஸ்லோகாஸ் கனெக்ஷன் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்லோகால நீங்க சர்வகால சர்வதேச சர்வ சர்வ பிரகாரமா இருக்கிறாய் நீ அப்படின்னு நீங்க சொன்ன சர்வகாலேஷு சர்வதேசேஷு சர்வ பிரகாரேஷு அந்த இடத்துல வந்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வஸ்து தான் இருக்குங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இல்லையே நம்ம உலகத்துல என்னெல்லாமோ பாக்குறோமே இந்த மாதிரி பிரபஞ்சத்துல வந்து சிருஷ்டி எல்லாம் ஏற்படுறதே இது என்னன்னு கேட்டோம்னா அவருடைய சக்தியில ஒரு பார்ட் பா இதெல்லாம் வெளில வந்திருக்கு உங்களுக்கு ஓகே சரியா அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் சோர்ஸ் அவர் தான் ஆனா இப்ப ஈஸ்வரன் நம்ம உன்னை பாக்குறோமே அப்படின்னா அந்த பரவாசுதேவன் தான் இது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது பிரம்மனாக எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவரும் இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கும் சோர்ஸா இருக்கக்கூடியது இவர் தான் ஓ அப்ப அவரை தான் நம்ம லட்சியமாக பாக்குறோமா உபாசனை பண்ணோம்னா நம்ம அந்த அல்டிமேட்டை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இங்க இருந்து எடுத்துட்டு போறாரு ஏன்னா அடுத்தது வந்து பக்திக்கு போப்புறாரு சரி உபாசனைங்கிற ஒரு பாத்து மூலியமா அட்டைன் பண்ணலாம் முன்னாடி வந்து ஞானம்ங்கிற பாத்து மூலியமா அட்டைன் பண்ணலாம் இது உபாசனா மார்க்கம் அடுத்தது பக்தி மார்க்கம் முன்னாடியே ஆக்சுவலி பக்தி மார்க்கத்தை சொல்லிட்டார் இப்போ விஷ்ணாத்வைத்த சம்பிரதாயம் படி உங்களுக்கு பிரபத்தி மார்க்கத்தை சொல்ல போறார் அடுத்தது பின்னாடி வரும் சரி சோ என் மூலம் அகிலம் காரியம் எத் அமூலம் அதீயதே யாருக்கு மூலம் இல்லைன்னு நம்ம புரிச்சுக்கிறோமோ சோர்ஸே கிடையாதுன்னு நம்ம படிக்கிறோமோ உபனிஷத்துல சோ படிக்கிறதுல அதுக்கப்புறம் உபாசனை உபாசனா மார்க்கமும் அதுல சொல்லியிருக்கே அப்படின்னா அது நீதான் உபாசனைக்கு இருக்கக்கூடியதும் நீதான் இப்போ உபனிஷத்துல வந்து உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கௌஸ்துபமணி இதெல்லாம் சொல்லலையேன்னு யாராவது கேட்டான்னா இத பிரத்யமா நாங்க பாக்குறோம் அது நீதான் அப்படிங்கிறத சொல்றான் இங்க தேவர்கள் ஓ சரியா प्रतिभूस्त्वनु प्रतिभूस्त्वदनुग्रहः त्वद अनुग्रहः सो இந்த இடத்துல திரிவர்க்கம் அபவர்க்கம் வா பிரதிலப்தும் பிரயஸ்யதாம் பிரயஸ்ததாம் ஆ, பிரயஸ்யதாம் ஆ, ஆ, யத்தனம் செய்பவர்கள் சோ யார் யாரெல்லாம் வந்து திரிவர்க்கம்ங்கிறது ம், ம், ஆ, அதாவது தர்ம அர்த்த காம் இது புருஷார்த்தங்கள்ல வந்து நம்ம நாலு புருஷார்த்தங்கள் சொல்றோம் தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு நாலு புருஷார்த்தங்கள் அதுல வந்து ஃபர்ஸ்ட் த்ரீய வந்து செப்பரேட்டா சொல்லி த்ரிவர்க்கன்னு சொல்றோம் தர்ம அர்த்த அண்ட் காம அபவர்க்கம்ங்கிறது இந்த மூன்று வர்க்கத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது அபவர்க்கம் it does not come within any classification அதனால மோக்ஷத்துக்கு அபவர்க்கம்னு சொல்றோம் என்னதான் நாலும் புருஷார்த்தம்னு சொல்லி ஒரு கிளாசிபிகேஷன் சொன்னா கூட அதுல மூணு தான் கேன் பி கிளாசிஃபைடு ஓ தர்மம்னா என்ன அர்த்தம்னா என்ன காமம்னா என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணி சொல்ல முடியும் வெரஸ் இது வந்து it is it does not come within the range of classification அபவர்க்க அதனால அபவர்க்கம்ங்கிறது மோக்ஷம் ஏன்னா மோட்சத்துல வந்து என்ன கிரடேஷனா இருக்கு இது வசத்தியான மோட்சம் இது குறைச்சலான மோட்சம்னு மோட்சம்னா ஒண்ணுதானே லிபரேஷன்ங்கிறது அதுல வந்து கிரடேஷன் கிடையாது எந்த ஒரு நம்ம இதுல சிஸ்டம்ல போனாலும் விசிஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும் துவைத்தமா இருக்கட்டும் இதுவா இருக்கணும் அத்வைத்தமா there is no gradation in moksha அதனால அத அபவர்க்கம்னு சொல்றோம் சோ த்ரிவர்க்கம் பிரதிலப்தும் பிரதிலப்தும்னா அடைவதற்கு சோ பிரதிலப்தும் பிராப்தும் அபவர்க்கம் வா பிரதிலப்தும் மோட்சத்தை அடைவதற்கு பிரயசியதாம் முயலுகின்றவர்கள் பிரயதமானாம் யார் யாரெல்லாம் எஃபர்ட் போடுறாளோ அவளுக்கெல்லாம் வந்து இல்ல இந்த கா இப்போ பிரளயம் அது இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் உபாசனா மார்க்கத்தையும் சொன்னார் இப்ப இந்த உபாசனா மார்க்கத்துல அடைவதற்காக பீப்புள் எல்லாருமே வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு ஜென்மா எடுத்திருக்கேன்னா இந்த ஜென்மா முடிவதற்குள் இந்த சரீரம் விழுவதற்குள்ள நான் என்ன அடைய போறேன்னா இந்த மோட்சத்தை இல்ல பல ஜென்மாக்கள் எடுக்க வேண்டிருக்கு அந்த பல ஜென்மாக்களுக்கு பின்னாடி எந்த ஜென்மால அடைவாளோ தெரியாது இப்ப இவர் வேற சொல்லிட்டார் எக்கச்சக்கமா சர்க்கம் இருக்கு பிரளயம் இருக்கு மன்வந்தரங்கள் இருக்கு சத்ருயுகம் இருக்குன்னு என்னத்தையோ காலத்தை அடுக்கினார் அடுக்கினத்துல இப்ப நம்ம நான் இன்னைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறேன் படிக்கிறேன் இன்னைக்குதான் முதல் முதல்ல எனக்கு வந்து யாதவாபிதயம் புக்கு கிடைச்சிருக்கு பாகவதம் புக்கு கிடைச்சிருக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் இது நீங்க சொன்னேல இப்ப காலம் முடிஞ்சிட போறது எனக்கு I have I have short டைம்னு சொல்றேன் எப்படி இதுக்குள்ள முடிக்க முடியும் வாட் டு ஐ டூ அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரெடிட் மாதிரி இது போட்டு வச்சிருக்கோம் அவர் வந்து பேங்க்ல இருக்கக்கூடிய இவர் பகவான் பிரதிபூகுன்னா இன்ட்ரெஸ்டோட அவர் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார் கவலைப்படாதீங்கிறார் பிரளயேஷு தீர்க்க ஆயுகு அவளுக்கு வந்து பிரளயங்கள் ஏற்பட்டா கூட உன்னுடைய அனுகிரகம்ங்கிறது வந்து it is going to stand பல காலங்கள் நிற்க போகிறது இந்த காலத்துல பகவானுடைய அனுகிரகம் கிடைத்து நம்ம இந்த ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம் இருந்ததுன்னா அது வாசனா ரூபமாக போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பின்னாடி நம்ம வந்து ஒரு பத்து ஜென்மா புழு பூச்சி அப்படின்னு எல்லா ஜென்மாக்களையும் எடுத்து நம்மளால பாகவதம் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க என்ன யாராவது வந்து பாகவத புக்கை வந்து அடிச்சு அதுக்குள்ள ஒரு எறும்பு இருக்குன்னுட்டு அந்த மாதிரி உட்கார போறது இல்லையா நம்ம நம்ம ஜென்மா போயிட போறது அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு ஜென்மா எடுக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது விட்ட இடத்துல பிடிப்போம் அதனால அது பிரதிபூ இன்ட்ரெஸ்ட் மாதிரி அது வளர்ந்துட்டே இருக்கும் நமக்குங்கிற சரியா சோ பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது ஒரு ஒரு இது கிரெடிட்டார் மாதிரி அவர்கிட்ட நம்ம கொடுத்து வச்சுட்டோம் அவ்வளவுதான் அவர் பார்த்துப்பார் நமக்கு கரெக்டா அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோமோ அதை கொடுப்போங்கிறார் இதுல வந்து குமாரசம்பவத்துல ஆஹ் பிராக்தன ஜென்ம வித்யாகான்னு வரும் அம்பாளுக்கு வந்து பார்வதின்னு ஒரு அவதாரம் எடுக்கிறா எடுத்த உடனே அவளுக்கு வந்து குருகுலத்துக்கு போகிறா குருக்கள்லாம் சொல்லி தரா சொல்லி தந்த உடனே என்ன ஆன்னா அவனால இருந்தா இல்ல பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாகான்னு வரும் முன்னாடி ஜென்மத்துல அவ படிச்ச படிப்புகள் சதியா பிறந்தா தக்ஷனுடைய பொண்ணா பிறந்தா அந்த ஜென்மத்துல படிச்ச படிப்புகள்லாம் தானா வந்து அவளை அடைஞ்சதுங்கிற இவ ஒண்ணும் மெனக்கெட்டு அதை புகுத்திக்கல அங்க பார்வதி அந்த மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு பண்ற எஃபர்ட்ஸ் எல்லாமே பிரயசியதாம் பிரயத்னம் செய்வ செய்பவர்களினுடைய துவத் அனுகிரகா அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய பிரசாதம் சோ அவர்களுடைய அனுகிரகம்ங்கிறது இருக்கே அவர்களுக்கு உன்னுடைய அனுகிரகம்ங்கிறது இருக்கே அது பிரளயேஷ்வபி பிரளய சமயேஷு அபி பிரளய காலம் முடிந்து அடுத்த சிருஷ்டி ஏற்படும் பொழுது கூட அந்த அனுகிரகம்ங்கிறது இருந்துட்டு இருக்க போறது தத்வது அனுகிரகா தீர்காயுகு பகுகால ஸ்தாயி எங்கேயாவது நம்ம வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்க போறோமோன்னு டவுட் வந்துருமோ இல்லையோ எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதற்கு நம்ம திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் ஆரம்பிக்கணுமா யம நியம ஆசனன்னு ஆரம்பிக்கணுமா அப்படின்னு டவுட் வந்துருமே இல்ல இல்ல கவலைப்படாதீங்கோ பகுகால ஸ்தாயி பல காலம் நிற்கக்கூடியது தீர்க்க ஆயுகு ரொம்ப நீண்ட ஆயுளை கொண்டதாக இருக்கு இருக்கக்கூடிய பிரதிபூஹு விருத்தி தாயகா கிரகிதான்னு அர்த்தம் பிரதிபூஹுன்னா பர்சன் நம்ம பணத்தை எடுத்துண்டு அதை பெருக்கி திருப்பி கொடுப்பானோ இல்லையோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அது நம்ம ப பணத்தை வாங்கிண்டு அதை விருத்தி பண்ணி அதை மேலும் திருடமாக்கி கொடுக்க போறார் உனக்கு அப்படி வந்து அவர் கொடுக்கிறாராம் யதா அதுக்கு எக்ஸாம் இந்த பாவார்த்தத்துல கொடுக்கிறார் யதா விருத்தியா விருத்தினால ஜீவாக ஜீவர்கள் பிரதிபுவம் விஸ்வசிய விருத்தியர்த்தம் தனம் எச்சந்தி அது நம்ம எஃபர்ட் இப்போ ஜீவர்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டுக்காக நமக்கு ஜாஸ்தி பணம் வருங்கிறதுக்காக இந்த லேவாதேவி பண்றவா இருக்காளோ இல்லையோ அதுதான் வந்து உங்களுக்கு பிரதிபூகுன்னு அர்த்தம் விஸ்வசிய விருத்தி அர்த்தம் விஸ்வம்ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து விருத்தி பண்றதுக்காக அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிரதிபுவம் தனம் எச்சந்தி அவ வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி கொடுப்பாளோ இல்லையோ பிரின்சிபல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா போடுவோமோ அதை போட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோட அது இன்க்ரீஸ் ஆயிண்டே இருக்கான் ஆர்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு ல போடுற மாதிரி ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கிறது அங்க போய் உட்காந்துக்குமோ அதுபோல ததா தர்மார்த்த காம மோக்ஷானு லப்தும் கல்பாந்தரேஷு அபி பலதம் இது பவத் பிரசாதம் விஸ்வசிய சத்கர்மாணி குர்வந்தி இந்த உலகம் பூரா எல்லாருமே நல்ல காரியங்களை செய்வதற்கு எதுக்குன்னா உன்னுடைய பிரசாதம்ங்கிறது பலனை கொடுக்கக்கூடியது எப்ப பலனை கொடுக்கறது கல்பாந்தரேஷு அபி பலதம் கல்பம் முடிவு வேறு கல்பங்களிலும் அது கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொருவரும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் இவைகளை அடைவதற்காக லப்தும் பிரயத்தனம் செய்கிறார்கள் சத்கர்மாக்களை செய்கிறார்கள் புரியுறதா சோ தர்மார்த்த காம மோக்ஷானு லப்தும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் இவைகளை அடைவதற்காக கல்பாந்தரேஷு அபி பலதம் இதி இதை வந்து ஓபன் அது விதன் கோட்ஸ் போட்டுக்கோங்க கல் வேறு கல்பங்களிலும் உங்களுக்கு அடைய பெறும் அப்படி பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பகவத் பிரசாதம் அப்படிங்கிறத நம்பிண்டு விஸ்வசிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு சத்கர்மாணி குருவந்தி இந்த அதாவது towards the principal towards the principal amount they are doing a lot of good work so that it increases அப்படிங்கிற ஸோ இந்த இடத்துல வந்து பகவத் பிரசாதம்ங்கிறது ஒரு பிரதிபு இன்ட்ரெஸ்ட் மாதிரி அதை சொல்றார் ஆர் அந்த கிரெடிட் மாதிரி சொல்றோம் எதுக்குன்னா தஸ்ய பிரயாசரூப பிரகிருத காரிய உபயோகித்துவ வர்ணனாது பகவானை என்னதுக்காக இந்த மாதிரி வந்து அவர் அப்படியே பிரின்சிபல் அமௌண்ட்டை விருத்தி பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அவர் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் வந்து எஃபர்ட் போடுவாங்கிற ஒரு காரியத்துக்கு உபயோகியா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பரிணாம அலங்காரம் அதாவது இந்த ரூபகம்ங்கிற அலங்காரம் if it becomes useful for contextual கிரியா தென் அது வந்து பரிணாம அலங்காரம்னு அதை சொல்றோம் சரியா இட் இஸ் அ மெட்டஃபர் ஆனா அந்த metaphor becomes useful for a கிரியா ரூப அலங்காரமே மாடிஃபை ஆறுது மாடிஃபை ஆறுது இன்டு பரிணாமா இந்த ஸ்லோகத்தோட ஜெனரல் தாத்பரியம் என்ன ஃபைனலி வாட் ஹி வாண்ட்ஸ் அதாவது ஃபைனலி என்னன்னா நம்ம மாட்டுக்கு எஃபர்ட் போட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு வேஸ்ட்னு நினைச்சுக்காதீங்கோ கட்டாயம் உங்க பிரசாதம்ங்கிறது அது கல்பாந்தர ஸ்தாயி இன்னைக்கு வந்து நான் வந்து ராவணனை அழிச்சுட்டேன் கம்சனை அழிச்சுட்டேன்னா அதுக்கு வந்து திருப்பியும் முளைக்க போறாளே அப்படிங்கிறது இல்லை ரொம்ப நாள் இருக்க போறது அந்த ஒரு ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறோம் ஸோ நாங்க என்னைக்கோ உங்களை வந்து சேவை பண்ணது பிரபத்தி பண்ணது சரணாகதி அடைஞ்சதுக்கு பலன் இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்களா நீங்க அப்படிங்கிறதுக்காக பண்ற ஸோ அதை சேர்த்து வச்சு அவர் கொடுப்பார் பலனை அதுக்காக சொல்றேன் கம்சன் அழிக்கிறதுக்கு தானே இப்ப எல்லாரும் வேண்டிக்கிறான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் வேர்டு திரிவர்க்கம் அபவர்க்கம் வாங்குறது இதுல எப்படி ஜாயின் பண்ணி சொல்றேன் அது பிரயசியதாம்னு பிரதிலப்தும்ங்கிறதுக்கு தான் அது ஜாயின் ஆகுது திரிவர்க்கம் தர்மார்த்த காமங்களை அடைவதற்கு அபவர்க்கம் வா பிரதிலப்தும் மோட்சத்தை அடைவதற்கு பிரயசியதாம் யத்னம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு துவத் பிரதிபூகு உன்னுடைய அனுகிரகம்ங்கிறது தான் அவளுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருக்கு அங்க உட்கார்ந்து okay so all the four புருஷார்த்தமும் கண்டிப்பா கிடைக்கிறது if you keep doing the uh doing it continuously அப்படிங்க ஓகே தேங்க் யூ திரிவர்க்கம் அபவர்க்கம் வா பிரதிலப்தும் பிரயசியதாம் பிரளயேஷ்வபி தீர்காயு பிரதிபூஹு த்வத் அனுகிரகா சரியா ஒன்று நிறுத்திப்போம்